Yeah. இடத்துல நிறைநிறுத்துகிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல சந்தோஷமான இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய பிறப்பின் நாட்களை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த நாளில ஆண்டவரே சந்தித்து ஆண்டவரே இந்த குடும்பத்தாருக்கு ஆண்டவரே நீ பிறந்திருக்கிறீர் என்கிற நற்செய்தியும் ஆண்டவரே இவர்களுக்கு கத்தல் கொடுத்த ரட்சிப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரமும் செலுத்தவும் நாங்கள் இந்த வேலையில நாங்கள் கூடியிருக்கிறோம் அருமையான குடும்பத்தையும் ஆண்டவரே இப்படி திரு கரங்களில ஒப்பு கொடுக்கிற சுவாமி அருமையான ஆண்டவரே குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் ஆண்டவரே இப்படி திரு கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி அருமையான தாசனையாவுக்காக அவருடைய வாழ்க்கை துணைக்காக நன்றி செலுத்துகிறோம் என் தேவ நீர் அவர்களுக்கும் கத்திம்பட்டுமாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்துல கத்த நீர் கொடுத்திருக்கிற நல்ல சரீர ஆரோக்கியத்திற்காக சுகபல ஜீவனுக்காக சமாதானத்திற்காக உமக்கு நன்றி தொடர்ந்து நம்முடைய கிருப அவர்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கும்படி ஜபிக்கிற சுவாமி அதே போல ஆண்டவரே அவர்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் வருகிற புதிய ஆண்டுல ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லாம் क्रिसमस न्यू ईयर यीशु राजाओं के जय यीशु राजाओं के जय यीशु राजाओं के जय